இன்னைக்கு வந்து போதினியில வந்து திரையோவிம்ச பாட்டக இருபத்தி மூணாவது லெசன் அஹிம்சா பரமோ தர்மஹா அஹிம்சா அப்படிங்கிறது ஒரு சிரேஷ்டமான ஒரு தர்மம் சரியா சித்தார்த்தன் அதாவது புத்தர்னுடைய அவர் புத்தர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த கதை சரியா அவரும் தேவதத்தனுக்கும் இருக்கிற கான்வர்சேஷன் ஆக்சுவலி ரெண்டு பேர் படிக்கலாம் அத யாராவது கைலினி மேடம் ஓகே சித்தார்த்தன் படிங்கோ இவர் இவா வந்து தேவதத்தன் படிக்கிறோம் முதல்ல இந்த பேராகிராஃப் நீங்களே படிச்சிருங்க ஓகே சித்தார்த்தः பிரதமம் உத்யானம் திருஷ்யம் பிரதமம் திருஷ்யம் அப்படின்னா பிரதமம் ஃபர்ஸ்ட் திருஷ்யம். சீன் அர்த்தம் இது ஏதோ ஒரு நாடகத்துல இருந்து திருஷ்யம்னா scene S C E N E scene காட்சி சோ பிரதமம் okay. திருஷ்யம் சரியா ओके प्रथमं दृश्यं ம். सिद्धार्थः उद्याने विहरनास्ति ஆஹ் சித்தார்த்தன் உத்தியானேன தோட்டத்தில் விஹரன்னு விஹரம்னா ரோம் பண்ணிட்டு இருந்தோம் he was wandering in the garden விஹரன்னு அஸ்தி சத்ரு அப்புறம் பானவித்தः கஷ்டித் ஹம்சः ஆகாஷாத் தஸ்ய புரஸ்தாத் பததி உம் பானவித்தக அப்படின்னா பானத்தினால் அடிக்கப்பட்ட சரியா கஷ்டித்து ஹம்சக ஏதோ ஒரு பக்ஷி ஸ்வான் ஆகாஷத்தா ஆகாஷாத்து ஆகாஷத்திலிருந்து தஸ்ய புரஸ்தாது தஸ்யனா அந்த சித்தார்த்தசிய புரஸ்தாது சித்தார்த்தனுடைய முன்னாடி சரியா பத்தி வந்து விழுது சரியா ஜட்டிதி ச தம் பக்ஷிணம் ஹஸ்தையோ கிரகித்வா பாணம் ஷனைஹி உது உதுத்திய உதிருத்திய உதிருத்திய பிரணஸ்ய உபரி பிரணஸ்ய உபரி ஆயோதி ஆயோதி ரசம் ஓஷதி ரசம் ஓஷதி சாரி ஓஷதி ரசம் நிஷ் நிஷ்பட் நிஷ்பீட்ய பத்ராணி நிஷிப்ய வஸ்திர கண்டேன ரக்ஷா பந்தனம் கரோதி ஜட்டிதி ஜட்டிதினா இமிடியட்லின்னு அர்த்தம் உடனே சடார்னு அது வந்து ஆகாஷாத்து பானவித்தகா ஹம்சா தசிய புரஸ்தாத்து பததி ஆகாசத்திலிருந்து இருந்து பானத்தினால் அடிக்கப்பட்ட அந்த அன்னபக்ஷியானது இவனுக்கு முன்னாடி வந்து விழருது ஜடிதி இமிடியட்டா சக அந்த சித்தார்த்தனானவன் தம் பக்ஷினம் அந்த பக்ஷியை சரியா ஹஸ்தையோர் கிரகித்வா ஹஸ்தையோகோ அப்படின்னா ரெண்டு கைகளினாலும் கிரகித்வா எடுத்துக்கொண்டு பானம் ஷனைகி உத்ருத்திய அந்த பானம் உடம்புல அந்த பானம் ஏரோ குட்டி குத்தி இருக்கு இல்லையா அந்த அம்ப சனைகி மொள்ளமாக உதிருத்திய எடுத்து விட்டு விரணசிய உபரி விரணம்னா அங்க பட்டிருக்க அந்த ஊண்டு அடி அதுக்கு மேல அந்த விரணசிய உபரி அந்த அடிக்கு மேல என்ன அப்படின்னா ஓஷதி ரசம் அப்படின்னா மருந்து மருந்தனுடைய ஒரு ஜூஸ் ஓஷதினா உங்களுக்கு மருந்து ரசம்ங்கிறது ஜூஸ் மாதிரி நிஷ்பீடி அதாவது இப்ப இருக்கிற மாதிரி ஆயின்மெண்ட் எல்லாம் கிடையாது அப்பெல்லாம் வந்து அந்த இலை பொழிஞ்சி அந்த மாதிரி ஸோ அந்த ஓஷதி மெடிசனல் ஜூஸ நிஷ்பீடிய நல்லா பிழிஞ்சி பத்ராணி நிக்ஷிப்பிய அந்த பத்திரங்களை எடுத்துட்டு வஸ்திரகண்டேன வஸ்திரம்னா துணி கண்டம்னா பீஸ் ஒரு பீஸ் ஆஃப் கிளாத்த வச்சுட்டு ரக்ஷாபந்தனம் கரோதி ரக்ஷாபந்தனம்ங்கிறது பேண்டேஜ் போட்டான்னு அர்த்தம் புரியுறதா சோ அதை விழுந்த உடனே அந்த விரணத்துக்கு மேல வந்து அந்த மருந்தை விட்டுட்டும் மருந்தை பிழிஞ்சிட்டும் பத்திரங்கள் பத்திரம்னா உங்களுக்கு பத்திரம் பல அர்த்தம் இருக்கு லீவ்ஸ் எல்லாம் தண்ணி தள்ளிட்டு வஸ்திர கண்டேன அந்த துணி பீஸ்னால ரக்ஷாபந்தனம் கருதி அதுக்கு வந்து ரக்ஷைய பண்றான் சரியா அப்புறம் உச்சங்கே ஹம்சம் நிதாய ஆஸ்வாசயன் ஆஸ்வாசன் ஆஸ்வாசே நாஸ்தி உச்சங்கம்னா மடியில் மடியில் ஹம்சம் நிதாய அன்னப்பறவையை வைத்துக்கொண்டு கொண்டு சரியா ஆஹ் இது வந்து தாங்கிறது தாத்து இங்க நீ பிளஸ் தா லெப்பு சரியா ஆஸ்வாச என்ன அத ஆஸ்வாசம் கன்சோல் பண்ணிண்டு அஸ்தி மடியில வச்சுண்டு அந்த அந்த அன்னப்பறவையை தடவி கொடுத்துண்டு அது பய பயந்துன்று பயந்து போயிருக்கோம் இல்லையா சோ அதை வந்து படுத்துட்டு இருக்கான் அப்புறம் அப்ராந்தரே தேவதத்தா தத்ர ஆகத்திய சித்தார்த்தம் பிச்சதி அத்திராந்தரே அப்படின்னா இந்த மீன் மயில் இந்த இந்த மாதிரி நடந்து கொண்டிருந்த தருணத்தில் தேவதத்தனானவன் தேவதத்தன் இன்னொரு கேரக்டர் தத்ர ஆகத்திய அவன் அங்கு வந்து சித்தார்த்தம் பிரிச்சதி சித்தார்த்தனை பார்த்து கேக்குறான் என்னது படிங்க தேவதத்த படிச்சிருங்க அவ சித்தார்த்த படிக்கணும் ஓகே சித்தார்த்த ஹம்சோயம் மயா பாணேன பூமோ நிபாதிதः சோ ஹே சித்தார்த்த அயம் ஹம்சஹா ஹம்சோயம்ங்கிறது என்னது அயம் ஹம்சஹான்னு அர்த்தம் அயம் ஹம்சனஹாங்கிறது என்னது அயம் இமோ இமே முதல்ல படிச்சோம் அயம் ஹம்சஹா ஆமா இந்த அன்ன பறவை இந்த அன்ன பறவையானது மயா என்னால் பானேன அன்பு அம்பினால் பூமோ பூமியில் நிபாதிதக விழும்படி செய்யப்பட்டது I made him I made this one fall in the ground சரியா பை மை ஆரோ ஓகே Mm. अ- अतोऽयं मदीयो भवति तं मह्यं प्रयच्छ அத்தः டியூ டு திஸ் ரீசன் அயம் இந்த அயம் ஹம்சः மதியः பவதி ஹி பிலாங்ஸ் டு மீ சரியா மதியஹனா என்னுடையதுன்னு அர்த்தம் மதியः பவதி தம் மஹ்யம் பிரயச்ச தம் ஹம்சம் அந்த அன்னப்பறவையை மஹ்யம் எனக்கு பிரயச்ச கொடு சரியா நெக்ஸ்ட் सि- सिद्धार्थः देवदत्त नून मयं मया रक्षितः நூனம் அயம் नूनम् मया अयं रक्षितः। ம், ம், मया रक्षितः ம், மதிய ஏவ मदीये एव भवितुम् अर्हति Ah, hey Devadatta, Noonam, Ayam, Ayam Mayar. It's indeed he was uh, uh, uh, he was protected by me. Maya Rakshitaha Ayam Hamsaha. சரியா இக்த பிரத்யத்துல இருக்கு பாசிவ்ல இருக்கு அகம் அயம் சாரி அகம் இமம் இமம் ஹம்சம் ரக்ஷிதவான் அப்படின்னு ஆக்டிவ் வாய்ஸ் அயம் ஹம்சா மயா ரக்ஷிதகான்ங்கிறது பாசிவ் வாய்ஸ் இந்த அன்னபக்ஷியானது என்னால் ரட்சிக்கப்பட்டது படுகிறது பட்டது மதியக ஏவ பவித்தும் அர்ஹதி so he belongs to me சரியா அப்புறம் त्वया त्वयं दारुणम् अतः ஆஹா. मम துவயா தூ அயம் இங்க வந்து தூ பிளஸ் துவயா அயம் தூ. துவயம்னு இந்த இருக்கு சந்தியில தூ ம். இருக்கு பார்த்தீங்களா தூ ம். பிளஸ் அயம் ம், त्वया तु अयं दारुणम् अतः मम पादयो पतितः ஆஹ் சோ வந்து என்ன அப்படின்னா துவயா து அயம் தாருணம் ஆஹ் தாருணம்னு இருக்கணும் ஓகே ஹதா மம பாதையோ பதிதா சோ ஒன்னால் இவன் தாருணம் ஹதஹ பயங்கரமாக அழிக்கப்பட்டான் ஹதஹ மம பாதையோஹோ பதிதா and he fell under my feet எங்க என் கால் கிட்ட வந்து அது விழுந்தது அதனால படிங்க ஆத்தம் சரணாத் மிமா மிமம் அரக்ஷம் ஆர்த்தம் ஆர்த்தம் சரணாகத சரணாகதம் இமம் அரக்ஷம் இமம் அரக்ஷம் ஆஹ் ஆர்த்தம் அப்படின்னா ஆர்த்தி அப்படின்னாலே உங்களுக்கு கஷ்டம்னு அர்த்தம் ஆர்த்தின்னு இந்த தா யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க ஆர்த்தி ஆரதி அப்படிங்கறது உங்களுக்கு ஆரத்தி காமிக்கிறது சரியா அர்த்தி அப்படின்னா பைசாக்கு ஆசைப்படுறவன் அர்த்தம் இந்த தகாரம் போட்டு எல்லாம் இந்த சித்தார்த்தத்துக்கு போடுற தகாரம் இருக்கு பாருங்க அர்த்தி அப்படின்னா வேண்டுகிறவன் ரெக்வஸ்ட் பண்றவன் அர்த்தம் ஆர்த்தி அப்படின்னு ஆர்த்தக அப்படின்னு ஆர்த்தி இந்த தக்காரம் வந்ததுன்னா கஷ்டம்னு அர்த்தம் சோ உங்களுக்கு இந்த விஷ்ணு வரும் ஆர்த்தா விஷன்னா சிதிலாஷ்ட பீதாகா ஆர்த்தாகனா கஷ்டப்படுறவான்னு அர்த்தம் ஆர்த்தம் சரணாகதம் கஷ்டப்படுகின்ற சரணாகதம் சரணை சரணாகதி அடைந்த இமம் ஹம்சம் இந்த அன்னப்பக்ஷியை அகம் அரக்ஷம் நான் காப்பாத்தினேன் லங்குல இருக்கு உத்தம புருஷ ஏகவச்சனம் ரக்ஷத்தின்னு இருக்கோன்னு லட்டு அதுல அரக்ஷத் அரக்ஷதாம் அரக்ஷன் அரக்ஷக அரக்ஷதம் அரக்ஷத அரக்ஷம் நான் காப்பாத்தினேன் சரியா இருக்கா அப்புறம் படிங்கோ அத்தோ மதியம் இமம் ந துப்பியம் தாஸ்யாமி எத்தக துவம் அசி அசி அத்தக இந்த காரணத்தினால மதியம் இமம் சரி நான் காப்பாத்தினேன் நீ அடிச்சு கீழே தள்ளின நான் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணேன் அதனால டியூ டு திஸ் ரீசன் மதிய இமம் மதியம் இது என்னுடையது ந துப்பியம் உனக்கு கிடையாது சரியா ந துப்பியம் தாசியாமி நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் தாசியாமி அப்படிங்கிறது காரத்துல இருக்கு சரியா யதா ஏன் அப்படின்னா துவம் நிர்தயோ அசி நீ வந்து மர்சியே கிடையாது உனக்கு தயைனா ஒரு கம்பேஷன் கம்பேஷனோட இருக்கிறது நீ வந்து மர்சிலஸ் கை அதனால உங்ககிட்ட நான் கொடுக்க மாட்டேன் நிர்தயா பிளஸ் அசி நிர்தயோ அசி யதா பிளஸ் துவம் யதஸ்துவம் விசர்க்கம் வந்து அங்க சகாரம் ஆயிருக்கு சரியா அப்புறம் மேல தேவதத்தா சித்தார்த்தஸ்ய ஹஸ்தாபியாம் हस्ताभ्यां हंसम् आकृष्टुं चेष्टते ம், न त्वदीयः मदीयो मदीयो असौ मह्यं देहिनो चेत् ஆஹ் தேவதத்தன் சொல்றான் சித்தார்த்தஸ்ய ஹஸ்தாபியாம் ஹம்சம் ஆக்ருஷ்டும் சேஷ்டதே ஆஹ் அதாவது சித்தார்த்தனுடைய ஹஸ்தாபியாம் கைகளில் இருந்து டியூவல்ல இருக்கு சரியா அதுக்கு அதுல இருந்து ஹம்சம் ஆக்ருஷ்டும் ஹம்சத்தை புடுங்கறதுக்கோசரம் சேஷ்டதே அப்படிங்கிறது ட்ரை He tried to uh, take the, grab, snatch the swan from the hands of Siddhartha. சரியா ஆக்ருஷ்டம்ங்கிறது உங்களுக்கு தூமனந்தத்துல இருக்கு சேஷ்டதே அப்படிங்கிறது உங்களுக்கு ஆத்மநேபதி தாத்து சரியா அப்புறம் இது உன்னோடது கிடையாது அசௌ மதியா இது என்னுடையது மஹ்யம் தேகி என்கிட்ட குடுத்துரு நோ சேத் இல்லனா அப்படின்னு கேக்குறான் சரியா நோ சேத்னா if not if not if not if you don't return the நீ இது வந்து என்ன சேர்ந்தது நீ குடுக்கலனா அப்படின்னு நிறுத்துறோம் இல்லையா நம்ம சம்டைம்ஸ் வந்து we don't complete the sentence இல்லையா நீ கொடுக்கலனா பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி புரியுறதா நீ கொடுக்கலனா பாரு என்ன போறதுன்னு அப்படின்னு சொல்றோம் பிரணிபத்ய மாம் சரணம் கதா ஹம்சம் தரந்தௌ ஹம்சத்தை கையில வச்சுண்டு ஹஸ்தௌ ஆகுஞ்சிய தன் ரெண்டு கையும் அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறான் ஆக்குஞ்சிய அப்படின்னா அப்படியே மறைச்சிக்கிறது அந்த ஹஸ்தத்தினால அந்த மாதிரி ஆக்குஞ்சனம் பண்ணிண்டு ந அகம் ந கதஞ்சி தபி நான் எப்பொழுதும் கதஞ்சி தபி எப்பொழுதும் இமம் கதஞ்சித்து பிளஸ் அபி பிளஸ் இமம் சரியா கதஞ்சித் அபி இமம் எப்பொழுதும் எப்பொழுதுமே இதை இமம்ங்கிறது இங்க ஹம்சத்தை சொல்றது இந்த அன்னப்பறவையை ந தாசியாமி கொடுக்க மாட்டேன் சரியா யதா அயம் மம பாதையோகோ பிரணிபத்திய மாம் சரணம் கதா ஏன் அப்படின்னா இது என்னுடைய பாதங்களில் பிரணிபத்திய வந்து விழுந்துச்சு மாம் சரணம் கதா எங்கிட்ட சரணாகதியை அடைந்தது சரியா நிபத்திய பததி பத்து தாத்து அதனோட நீ அதுக்கு முன்னாடி பிர ரெண்டு உபசர்க்கம் இருக்கு இந்த பிர வந்ததுனால நிபத்தியல இருக்கிற இந்த நகாரம் வந்து உங்களுக்கு இந்த நகாரமா மாறிடும் சரியா நீ பிளஸ் பத்து பிர பிளஸ் நீ பிளஸ் பத்து பிரணிபத்திய சரியா அப்புறம் தேவதத்தி न्यासाभायां अ, न्याय- निर्णय न्यायसभाया न्यायसभायां, ம். न्यायसभा- न्यायसभायां निर्णयो भविष्यति தேவதத்தன் வந்து சொல்றான் சரி தென் நீ கொடுக்க மாட்டேன்னா நியாய சபாயாம் நியாய சபா அப்படிங்கிறது கோர்ட்டு சரியா அதுல நிர்ணயா பவிஷ்யதி நிர்ணயனா டெசிஷன் வெர்டிக்ட் அது வந்து it will be decided there சரியா ம். सिद्धार्थः साधु हम्म। तदास्तु न्यायसभा तथास्तु तथास्तु हम्म। न्यायसभैव हम्म। निर्णय निर्णयिष्यति हंसो अयं रक्षकस्य उत भक्षकस्ते गस्य ये इति भक्षकस्य इति भक्षकस्य इति भक्षकस्य प्लस् इति भक्षकस्येति गुणसन्धिः न्यायसभा एव நியாயசபா பிளஸ் ஏவ நியாயசபா ஏவ விருதி சந்தி சோ நியாயசபையிலேயே நிர்ணயம் நிர்ணயிஷத்தினா நிர்ணயம் கரிஷ்யதி நியாயசபாவே லெட் த கோர்ட் டிசைட் இட்னு அர்த்தம் நிர்ணயம்னா டெசிஷன் நிர்ணயிஷதி அப்படிங்கிறது காரத்துல இருக்கு அதுவே நிர்ணயம் செய்யட்டும் லெட் இட் டிசைடு என்ன அப்படின்னா அயம் ஹம்சா இந்த அன்னபக்ஷியானது ரக்ஷகசிய காப்பாத்திய ஒன் ஹூ ப்ரொடெக்டட் இட் அவனுக்கா உத இல்லைனா உதங்கிறது ஆறுங்கிற அர்த்தம் பக்ஷகசிய அத வந்து கொல்லணும்னு நினைக்கிறவனுக்கா court let the court decide to whom does this swan belong to whether it is it will go to the protector or the killer புரியுறதா அத பக்ஷகசிய அப்படின்னா சாப்பிடணும்னு நினைக்கிறவனுக்கு போறதா காப்பாத்தணும்னு நினைக்கிறவனுக்கு போறதா அப்படிங்கறது அதுவே டிசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறோம் சரியா இருக்கா அடுத்தது துவௌ அப்பி தத்தோ வேகேன கச்சதா துவௌ அப்பி அவ ரெண்டு பேரும் வேகமாக பாஸ்டா போறா யாரு சித்தார்த்தனும் தேவதத்தனும் ராஜா சுத்தோதனக திவிதீயம் செகண்ட் சீன் சரியா ஆஹ் படிங்க ராஜா ராஜா சுத்தோதனக பிரதான மந்திரிணாம் நியாய நியாய மந்திரிணாம் சாக்கம் நியாய சபா சாக்கம் சாக்கம் கிடையாது சாதனம் இருக்கு ஷாவா இருக்கு அங்க சாக்கம் ஞான சபையாம் நியாய சபாயாம் ஞான சபா இங்க ஓகே ஓகே போய் ஞான சபாயாம் न्यायसभायां न्यायसभायां सभायाम् அஸ்தி अस्ति ராஜா சுத்தோதனக ராஜா சுத்தோதனவர் பிரதான மந்திரினா இங்க கன் மாதிரி இருக்குது பிரதான மந்திரினா நியாய மந்திரினாச்ச சாக்கம் பிரதான பிரைம் மினிஸ்டர் அப்புறம் இந்த மினிஸ்டர் லா மினிஸ்டர் அவ ரெண்டு பேரோட சாக்கம் நான் அந்த சாக்கம் சொல்லியிருக்கேன் சக சாக்கம் சார்த்தம் சமம் இது எல்லாமே திருத்தியா விபக்தியோட தான் வரும் இட்ஸ் அ ரூல் ஞான நியாய சபாயாம் அந்த கோர்ட்டுல உபவிஷ்டா அஸ்தி அந்த அதாவது ராஜா சுத்தோதனக உபவிஷ்டா அஸ்தி சரியா உட்கார்ந்து கொண்டு இருந்தார் எங்க நியாய சபாயாம் அந்த கோர்ட்டுல யாரோட கூட பிரதான மந்திரினா நியாய மந்திரினாச்ச சாக்கம் சரியா இவா ரெண்டு பேரோட கூட அப்புறம் ஹம்சம் करयो धृत्वा सिद्धार्थः तत्र तत्र आगच्छति सः एव तेन देवदत्तो अपि प्रविशति ஹம்சம் கரையோஹோ திருத்வா கரையோஹோ ஹம்சம் திருத்வா ரெண்டு கைகளினாலும் சரியா அஹ் கை அஹ் ஹம்சத்தை எடுத்துக்கொண்டு சித்தார்த்தா அந்த சித்தார்த்தனானவன் தத்ர ஆகச்சதி அந்த அங்கு வந்தான் அங்கு வருகிறான் ஓகேவா சக ஏவ தேன தேவதத்தோப்பி பிரவிசதி தேன சக ஏவன்னு அர்த்தம் தேன சக சக வந்தா திருத்தியா விபக்தி வரும் தேன சக பிளஸ் ஏவ அ பிளஸ் ஏ ஐ தேன சக ஏவ அவளோட கூடவே தேவதத்தோ அப்பி தேவதத்தனும் கூட பிரவிசதி என்டர் பண்றான் சரியா so Siddhartha enters holding the swan in his hand at the same time Devadatta also comes along with him சரியா அப்புறம் சித்தார்த்தः தாத்தா பிரணதோஸ்மி உம் நமஸ்காரம் ஆஹ் देवदत्तः महाराजा प्रणतो अस्मि ஆஹ் நமஸ்காரம் அவனும் பதிலுக்கு மகாராஜா நமஸ்காரம் அப்படின்னு சொல்றான் महाराजः ம். दीर्घायुष्मस्तु वत्स कथं कथ தீர்காயுஷ்யம் அஸ்து दीर्घायुष्यम् अस्तु உம் கதம் கத மாக கதம் கதம் ஆகமனம் ராஜசபாயாம் தீர்காயுஷ்யம் அஸ்து லாங் லிவ்னு அர்த்தம் சரியா நல்ல நீண்ட ஆயுள் இருக்கட்டும் அஸ்துங்கிறது லோட்டுல இருக்கு ஹே வச்ச ஹே குழந்த கதைய கதம் ஆகமனம் சொல்லு எப்படி இங்க வர இங்க வரத்துக்கு என்ன காரணம் what made you to come to the court ராஜசபா சரியா ராஜசபாயாம் கதமாகவனம் ராஜசபைக்கு உன்னுடைய வருகை எவ்வாறு அப்படின்னு கேக்குறான் அதுக்கப்புறம் பரஸ்பரம் கலகம் நிவாரித்தும் ஆவாம் ஆஹ் பரஸ்பரம் கலகம் நிவாரித்தும் பரஸ்பரம் மியூச்சுவல் மியூச்சுவல் அர்த்தம் மியூச்சுவலி கலகம் நீங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் அதை நிவாரயித்தும் அதை ஸ்டாப் பண்றதுக்கு அதை போக்கடிக்கிறதுக்கோசரம் ஆவாம் நாங்க ரெண்டு பேரும் அத்திர இங்கு ஆகதவந்தௌ சக வந்தவராக இருக்கிறோம் we both came here to stop our இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் கலகம் சரியா ஓகே கதம் வா கலக கலஹ கதம் வா எப்படி வந்து கலகம் என்ன கலகம் அப்படின்னு சொல்றா தேவதத்தக சங்கேதேன ராஜகுமாரஸ்ய ஹஸ்தயோர் அஸ்தி ஹஸ்தயோகோ அஸ்தி ஆஹ் சங்கேத்தேன ஒரு சங்கேதம் காமிச்சுண்டு அத சங்கேதம்னா அப்படி கை காமிக்கிறதுன்னு அர்த்தம் இது பாரு அப்படிங்கிற மாதிரி அஸ்ய ஹம்சஸ்ய கிருத்தே யஹ ராஜகுமாரஸ்ய அஸ்தயோகோ அஸ்தி கதம் வா கலகா எத எதை பேஸ் பண்ணி உங்க ரெண்டு பேருக்கும் ஆர்கியூமெண்ட் கலகம் அப்படின்னா இந்த ஹம்சஸ்ய கிருத்தே கலகன்னு அர்த்தம் அஸ்ய அம்சஸ்ய கிருத்தே இந்த அம்சத்தை பேஸ் பண்ணி தான் எங்க ரெண்டு பேருக்கும் கலகம் யஹ எந்த அம்சமானது ராஜகுமாரஸ்ய ஹஸ்தயோகம் அஸ்தி இவன் ரெண்டு கையில புடிச்சுட்டு இருக்கானோ ராஜகுமாரகங்கிறது இங்க சித்தார்த்தன் சித்தார்த்தனுடைய கையில இருக்கிற அந்த அன்னப்பறவைய வச்சுண்டு எங்க ரெண்டு பேருக்கும் கலகம் சரியா அப்புறம் மகாராஜः வஸ்துதः அயம் கஸ்ய வா பவதி வஸ்துதக ஆக்சுவலி frankly ஸ்பீக்கிங் ஐயம் கசியவா பவதி யாருடைய இது அப்படின்னு கேக்குறாரு ओके सिद्धार्थः दयालो तस्य ईश्वरस्य यस्येदं अ, जगत् जगत् सर्वं भवति தயாலோகோ தஸ்ய ஈஸ்வரஸ்ய தயாளுவான எல்லாருக்கிட்டையும் தயையோட இருக்கின்ற அந்த ஈஸ்வரனுடைய யாரு இதுன்னு கேக்குறார் ஃபர்ஸ்ட் ராஜா தயாளுவான அந்த பரமேஸ்வரனுடைய பகவானோடது எஸ்ய இதம் ஜெகத் சர்வம் பகவதி to whom the whole world belongs to இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் பகவானோடது சோ இந்த அன்னபக்ஷியும் பகவானோடதுதான் அப்படின்னு சித்தார்த்தன் ஜென்ரலா he answers he doesn't bring the topic ஒன்னும் கொண்டு வரல அப்புறம் படிங்க தேவதத்தக மயா அயம் வாணேன ஆகாஷாத் பூமௌ நிபாதிதக மயா என்னால் அயம் அயம்ங்கிறது இங்க எது ஹம்சபக்ஷி ஹம்சம் அந்த ஹம்சபக்ஷியானது பானேன பானத்தினால் ஆகாஷாத் ஆகாசத்திலிருந்து பூமௌ நிபாதிதக பூமியில் விழும்படி செய்யப்பட்டது I made him fall from the ஃப்ரால் அந்த made him fall from the sky by hitting him with my arrows சரியா சித்தார்த்தக சித்தார்த்தா சொல்லுங்க சித்தார்த்தா சித்தார்த்தா வரணத்திம் பூமௌ நிபதிதம் பூமௌ நிபதிதம் நிபதிதம் உத்ருத்ய ஔஷதேன ரக்ஷாபந்தனம் விதாய ஆஸ்வாஸ்ய பாலயாமி லாயமி இமம் விரணிதம் பூமௌ நிபதிதம் அடிப்பட்ட அடிப்பட்டு பூமௌ விரணிதம் நிபதிதம் அப்படின்னா அடி பூமியில் விரணத்தோடு விழுந்த அடிப்பட்டதோட விழுந்த விழுந்த அதை உத்ருத்திய விழுந்த ஹம்சம்னு அர்த்தம் ஹம்சம் சொல்லல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் உத்ருத்திய எடுத்துக்கொண்டு சௌஷதேன அப்படின்னா ஔஷதேன சகிதம்னு அர்த்தம் அந்த மருந்தோடு கூட ரக்ஷாபந்தனம் விதாய இதுக்கு பேண்டேஜ போட்டுட்டு ஆஸ்வாசிய அதை கன்சோல் பண்ணிட்டு ஆஸ்வாசனப்படுத்திட்டு பாலயாமி இமம் இத நான் வந்து காப்பாத்தினேன் காப்பாத்துறேன் சரியா இமம் பாலயாமி அதுக்கப்புறம் தேவதத்தா மதிய சார சாரவ்யம் கிரகிதவான் சரவ்யம் கிரகித்தவான் ஆஹ் எதுக்கு மதிய சரவ்யம் என்னுடைய சரஹா அப்படின்னாலே உங்களுக்கு பானம் இதுன்னு அர்த்தம் ஆரோன்னு அர்த்தம் சோ மதிய சரவியம் என்னுடைய சரத்தினால் தள்ளப்பட்ட இந்த கொல்லப்பட்ட இஞ்சூராக்கப்பட்ட அடி அடிப்படப்பட்ட இந்த அன்னப்பர பட்சிய குதக துவம் கிரகித்தவான் நீ எதுக்கு எடுத்துட்ட அப்படின்னு கேக்குறான் நான் தானே அதை ஏம் பண்ணி அடிச்சேன் உன்னை யாரும் வந்து எடுக்க சொன்னாங்கிறோம் புரியுறதா மேல சித்தார்த்தா குர்தஸ்வம் நிரபராதஸ்ய எதேச்சம் ஆகாஷே உற்பத்தத்தக पक्षिणम् उपरि பக்ஷிணः बाणं पक्- உபரி पक्षिणः उपरि बाणं प्रक्षिप्तवान् பிரக்ஷிப்தவான் குதஹ துவம் நீ எதுக்கோசரம் நிரபராதர்ஸ்ய அபராதமே தப்பே பண்ணாத சரியா நிரபராதஸ்ய எதேச்சம் அப்புறம் மேலும் என்ன அப்படின்னா எதேச்சம் ஆகாஷே உற்பத்ததா பக்ஷிணக எதேச்சம் அப்படிங்கிறது தன்னுடைய ஸ்வேச்சம் இஷ்ட இண்டிபெண்டா ஆகாஷே ஆகாசத்துல உற்பத்ததக பறந்து கொண்டிருக்கின்ற அந்த பக்ஷினக பக்ஷியினுடைய உபரி மேலே பானம் பிரக்ஷித்த பிரக்ஷிப்தவான் ஏன் வந்து நீ பானத்தை ஏஞ்ச சரியா அது மேல நீ எதுக்கு அம்ப விட்ட அப்படின்னு கேக்கலாம் இது வந்து இந்த நிரபராதசிய உற்பத்ததா இது ரெண்டுமே வந்து பக்ஷினகாக்கு போறது பக்ஷினகாங்கிறது உங்களுக்கு வந்து சஷ்டியில இருக்கு பக்ஷின் பக்ஷினோ பக்ஷினகா பக்ஷினக பக்ஷினோஹோ பக்ஷினாம்னு வரும் சப்தம் சரியா சோ அந்த பக்ஷியினுடைய அதுக்கு என்னன்னா உற்பதத்தக சரியா பதன் பதந்தௌ பதந்தக அது அந்த சப்தம் சத்ருல இருக்கு பதத்த பதத்தோஹோ பததாம் அப்படின்னு வரும் பததி அப்படின்னா விழருதுன்னு அர்த்தம் பதத்தகனா உட்பதத்தகனா மேல் கிளம்பியன்னு அர்த்தம் சோ நிரபராதசிய அப்படிங்கிறது சஷ்டில இருக்கு சோ நிரபராதசிய பக்ஷினக அபராதம் செய்யாத அந்த பக்ஷியினுடைய எதேச்சம் ஆகாஷே உற்பத்த பக்ஷினக தனக் தன்னுடைய இச்சானுசாரம் ஆகாயத்தில் உற்பத்த பறந்து கொண்டிருக்கின்ற அந்த பக்ஷியினுடைய உபரி மேலே வானம் அந்த அம்பை குதக பிரக்ஷிப்தவான் ஏன் நீ தூக்கி போட்ட அப்படின்னு கேட்கான் புரியுறதா ஏன் ஏம் த ஆரோ அப்படின்னு கேட்க அது மாட்டு ஸ்வேச்சையா போயிட்டு இருந்தது இல்லையா அதான் உம் தேவதத்தக அயம் சத்ரிய ஆஹ் இது கத்திரியாளுடைய தர்மம் கத்திரியாளா பிறந்தவாளுக்கு வந்து வேட்டையாடுறதுங்கிறது அவளுடைய தர்மம் அதனால இது கத்திரிய தர்மம் அப்படின்னு சொல்றான் சித்தார்த்தா கத்திரியசிய தர்ம கத்திரிய தர்மம் சரியா சிருஷ்டி தத்புருஷம் அது சரியா கத்திரியாளுடைய தர்மம் அப்புறம் ஆஹ் सिद्धार्थः धर्मो अयं क्षत्रियस्य उत दातकस्य உம் यदा ஆஹ் क्षत्रियः निरपराधस्य उपरि बाणं अपराधस्य उपरि उम्, उपरि बाणं विमुच्यन्ति विमुञ्चति हंसं हंसं हस्तेन विमुञ्चति विमुञ्चति विमुञ्चति हंसं हस्तेन समाश्वासयन् ரக்ஷிதம் தீனம் ஆர்த்தம் தீனம் ஆர்த்தம் தீர்க்கத்தெல்லாம் விடப்படாது தீனம் ஆர்த்தம் ஆர்த்தம் பிரவர்த்தமானஹ கோ பவதி பவதி சோ தர்மோயம் க்ஷத்ரியஸ்ய உத காதகஸ்ய இது யாருடைய தர்மம் க்ஷத்ரியாளுடைய தர்மமா இல்லைன்னா கொலை பண்றானே அவனுடைய தர்மமா சரியா ஒரு ஒத்தரை கொல்றதுங்கிறது கஷத்திரிய தர்மம் கிடையாது காப்பாத்துறதுதான் கஷத்திரிய தர்மம் இல்லையா எதா எதா கஷத்திரியா நிரபராதசிய உபரி பானம் விமுஞ்சதி அதாவது எப்போ வந்து ஒரு கஷத்திரியனானவன் நிரபராதா அபராதி அப்படின்னாலே அபராதம் பண்ணவன் நிரபராதங்கிறது அதுக்கு ஆப்போசிட் அபராதமே பண்ணாத ஃபிளாலஸ் அப்படி இருக்கிற ஒருத்தரனுடைய உபரி மேலே பானம் விமுஞ்சதி பானத்தை போடுறானோ ஹம்சம் ஹஸ்தேன சமாஷ்வாசை என்ன சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த அன்னபக்ஷிய கையால அப்படி தடவி கொடுத்துட்டு இருக்கான்னு அர்த்தம் சமாஷ்வாசனம் பண்ணிட்டு இருக்கான் சரியா அப்படி சொல்லிண்டு தர்ஹி தீனம் ஆர்த்தம் ரட்சித்தம் பிரவர்த்தமான கோபவதி அதாவது யாருடைய தர்மத்தை பத்தி நீ பேசுற கஷத்ரிய தர்மமா கொலையாளியினுடைய தர்மமா ஏன்னா கஷத்ரியன்கிறவன் அபராதமே பண்ணவாள மேல அட்டாக் பண்ண மாட்டான் நிரபராதசிய உபரி பானம் விமுஞ்சதி நீ வந்து எப்போ எதா கஷத்திரியா பண்றானோ தர்ஹி தீனம் ஆர்த்தம் ரட்சித்தும் பிரவர்த்தமானக கோபவதி அப்ப தீனம் ரொம்ப கஷ்டப்படுற தீனம் ஆர்த்தம் ரொம்ப வந்து பாக்குறதுக்கே பரிதாபம் தீனம்னா பரிதாபமாக இருக்கிற ஆர்த்தம் கஷ்டத்துக்கு உட்பட்ட அந்த அன்னபக்ஷியை ரட்சித்தும் காப்பாற்றுவதற்காக பிரவர்த்தமானக அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒருவன் ககவாபவதி நீ கஷத்திரியன்னா காப்பாத்துறவன் யாரு கொன்றவன் கஷத்திரியன்னா காப்பாத்துறவன் யாருன்னு கேள்வி கேட்கிறான் புரியுறதா உங்களுக்கு பிரவர்த்தமானகங்கிறது உங்களுக்கு ஷானச்சுன்னு ஒரு பிரத்தியம் எப்படி வந்து பரஸ்மைபதிக்கு சத்ருவோ ஆத்மநேபதிக்கு ஆத்மனைபதி தாத்துக்குலாம் ஷானச்சுன்னு ஒரு பிரத்தியம் வரும் அதே கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ண யூஸ் பண்ணப்படும் சரியா அப்புறம் க்ஷத்ரியஸ்ய தர்மஹ ஜீவஹிம்சாப்தம் அத உத்த देशरक्षणार्थम् உத்த உத்த உத்த उत उत देशरक्षणार्थम् ம். शरणागतस्य अ, संरक्षण संरक्षणम् अपि क्षत्रियस्तैव धर्मः ஆஹ் க்ஷத்ரியஸ்ய தர்மஹா க்ஷத்ரியனுடைய தர்மம்னு நீ சொல்றியே அந்த க்ஷத்ரிய தர்மமானது ஜீவ ஹிம்சார்த்தம் ஹிம்சானா வயலன்ஸ் ஜீவ ஹிம்சார்த்தம்னா ஜீவன்களை ஹிம்சப்படுக்கிறதா வயலண்டா அவளை அட்டாக் பண்றதா உத அரல்ஸ் தேச ரக்ஷணார்த்தம் இல்லைன்னா நாட்டை காப்பாத்துறதா எதுபா க்ஷத்ரிய தர்மம் சரணாகதஸ்ய ரக்ஷம் ரக்ஷணம் அபி க்ஷத்ரியசியைவ தர்ம சரணாகதம் கதி அடைந்த அவளுடைய சம்ரக்ஷணம் காப்பாத்து to protect them is also the duty of a Kshatriya க்ஷத்ரியசிய பிளஸ் ஏவ க்ஷத்ரியசியைவ சரியா சரணாகதஸ்யாபி சம்ரக்ஷணம் வந்து சரணாகதி அடைந்த அவனை அவர்களுடைய சம்ரக்ஷணம் காப்பாற்று protection is also the duty of a Kshatriya சரியா அப்புறம் தேவதத்தः மிருகயா பரிஷ்ரமம் அப்படி அவகச்சசி ஆஹ் மிருகயா மிருகயாங்கிறதே ஹண்டிங் அர்த்தம் வேட்டையாடுறதுக்கு மிருகயான்னு பேரு சரியா மிருகயா பரிசிரமம் அப்படி வேட்டையாடுறதுல எப்படி ஒரு எவ்வளவு ஒரு பரிசிரமம் எவ்வளவு ஒரு எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது கூட உனக்கு தெரியாதா நான் அவகச்ச சீத்வம் உனக்கு தெரியாதானே அதாவது சீனா போறது அவகச்ச சீனா அண்டர்ஸ்டாண்டிங் நான் சீங்கிறது உனக்கு அது கூட புரியாதா அப்படின்னு கேட்கலாம் புரியுதா மேல சித்தார்த்தா அவ அவ அவம் அவ அவ அவ அவகச்சாமினா சரி சரி சரி புக்ல வந்து அவமச்சாமின்னு இருக்கு அவமச்சாமி அவகச்சாமி இது அவகச்சாமி புரிய புரிய தெரியும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறான் பரந்து பரந்து சின்யதாம் சிந்தியதாம் இங்க சி இன்னு இத்து மூணு இருக்கு சிந்தியதாம் சிந்தியதாம் கஸ்ய கஸ்ய சித்து वस्तुनः உம் निर्मा निर्माणे परिश्रमे भवति उत ம். உம் निर्वापणे ஆஹ் சோ கொஞ்சம் வந்து ஆனா கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாரு நீயே ஒண்ணுத்த வந்து சிருஷ்டி பண்றதுல கஷ்டமா இல்லைன்னா அதை அழிக்கிறதுல கஷ்டமா புரியுறதா நீயே ம். வந்து யோசிச்சு பாரு ஆஹ் சிந்தியதாம் துவயா சிந்தியதாம்னு அர்த்தம் உன்னால் யோசிக்கப்படட்டும் என்ன அப்படின்னா நீ வந்து கசியச்சித்து வஸ்துனக ஏதோ ஒரு வஸ்துவினுடைய சரியா வஸ்து வஸ்துனி வஸ்தூனி வஸ்து வஸ்துனி வஸ்துனி வஸ்துனகங்கிறது சஷ்டியில இருக்கு ஏதோ ஒரு வஸ்துவினுடைய நிர்மாணே நிர்மாணம்னா கிரியேஷன் இல்லைன்னா சிருஷ்டி அத நிர்மாணே பரிசிரமாக பவதி அத சிருஷ்டி கிரியேட் பண்றதுல சிரமம் இருக்குமா உத நிர்வாபனை அழிக்கிறதுல சிரமம் it's it's it's difficult to create something or to destroy. It's difficult to destroy something. Definitely to create something, it's difficulty. It will always be there. Yeah. உனக்கு கிரியேட் பண்றது தான் கஷ்டம் அழிக்கிறது வந்து ஈஸி இல்லையா ஒரு பானையை பண்றது தானே கஷ்டம் பானையை உடைக்கிறது பட்டுன்னு போட்டு உடைச்சு விடலாம் சோ அதுதான் சொல்றான் சோ எதனோட எதுல வந்து பரிசிரமம் ஜாஸ்தி அப்படிங்க பரிசிரமகான எஃபர்ட் சரியா நிர்மாணம்னா கிரியேஷன் நிர்வாபனம்னா டிஸ்ட்ரக்ஷன் அப்புறம் देवदत्तः अस्तु अस्मिन् विषये वादविवादयोः आवश्यकता नास्ति ஆஹ் சோ அஸ்து இருக்கட்டும் அஸ்மின் விஷயே இந்த விஷயத்துல வாத விவாதயோகோ டிபேட் டிஸ்கஷன் ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ஆவசியகதா நாசி there is no need to have argument in this matter அப்படிங்கலாம் ம். புரியுறதா அப்புறம் மகாராஜ ஏவ महाराज एव प्रमाणं तदीयो निर्णयः आवयोः स्वीक स्वीकार्यः ம், மகாராஜ ஏவ பிரமாணம் மகாராஜா தான் இதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னா ததீயக நிர்ணயக அவருடைய அந்த டெசிஷன் இருக்கு பார் ஃபைனல் டெசிஷன் வேர்டிக்ட் ஆவையோகோ ஸ்வீகாரியா should be accepted by us நம்ம ரெண்டு பேரும் ஒத்துக்கணும் அவர் என்ன whether the the verdict is in favour of you or favour of me நம்ம வந்து அத வந்து எடுத்துக்கணும் ஸ்வீகாரியா இட் ஷுட் பி டேக்கன் சரியா அப்புறம் சித்தார்த்தா ததாஸ்து உபோ ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து உபாவபி நியாய நிர்ணயார்த்தம் ராஜா திருப்பியும் அந்த தகாரம் நீங்க தாதா சொல்லக்கூடாது இட் இஸ் நிர்ணயார்த்தம் ராஜானம் ராஜானம் பிரார்த்தயாமாசு திருப்பி தாக்கு பாருங்க பிரார்த்தயா மாசுன்னு சொல்றேன் பிரார்த்தயா மாசு ஆஹ் சோ ததாஸ்து இருக்கட்டும் உபவ் அபி உபவ்னா ரெண்டு பேரும் சரியா நியாய நிர்ணயார்த்தம் ராஜானம் பிரார்த்தயா மாசு let's request the king to come to a decision நியாய நிர்ணயார்த்தம்னா to come at a final decision let's பிரார்த்தயா மாசுகு நம்ம வந்து உபய உபவ் பிரார்த்தயா மாச மாசத்துகு மாசுகு நம்ம ரெண்டு பேரும் பிரார்த்தனை பண்ணலாம்னு அர்த்தம். சரியா அப்புறம் ओके महाराजः न्यायमन्त्रिन् भवतः अभिप्रायेण कस्य वा अधिकारो भवेत् ஆஹ் சோ மேலும் என்ன அப்படின்னா நியாயமந்திரன் மகாராஜா சொல்ற நியாய நியாயமந்திரியே பவதः அபிப்பிராயேன கஸ்யவா அதிகாரः பவதி பவேத் யாருக்கு இதுல அதிகாரம் ஜாஸ்தி who who can own this swan அர்த்தம் உங்களுடைய அபிப்பிராயம்னா உங்களுடைய ஐடியா சரியா பேஸ்ட் ஆன் யுவர் ஒப்பீனியன் அபிப்பிராயம்னா ஐடியால ஒப்பீனியன் கசியவா அதிகாரக பவேத் யாருக்கு இதுல அதிகாரம் ஜாஸ்தி அப்படின்னு கேக்குறான் நியாய மந்திரி என்ன சொல்றார் மகாராஜா தேவதத்திய மகாராஜா பாணேன சித்தா வித்தா பக்ஷி பூமோ நிபதிதா மகாராஜா தேவதத்தனுடைய பானத்தினால பக்ஷி வித்தா இந்த பக்ஷியானது பிளக்கப்பட்டது சரியா அண்ட் பூமோ நிபதிதா it fell on the ground அத்தக அதனால மதிய அபிப்பிராயன என்னுடைய ஒப்பீனியன் படி என்ன அப்படின்னா அதிகாரக தஸ்யவ பவத் அதிகாரம்ங்கிறது அவனுக்கு தான் யாருக்கு தஸ்யங்கிறது இங்க வந்து தேவதத்தன் தேவ தேவதத்த சேவை தேவதத்த பவேத் யக பக்ஷிணம் பக்ஷிணம் பூமோ மாச who made the bird fall on the ground புரியுறதா யாரு பக்ஷிய வந்து கீழே தள்ளினாலோ அவனுக்குதான் அவனோடதுதான் இது நியாய மந்திரி சொல்றார் மகாராஜா என்ன சொல்றார் பிரதான மந்திரின் அத்த பவதக கோ அபிப்பிராய உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இதுல பவதக உங்களுடைய அபிப்பிராயம் என்ன பவதகங்கிறது சஷ்டியில இருக்கு சரியா பிரதான மந்திரி சொல்றார் மகாராஜ நியாய மந்திரினக அகம் பின்ன அபிப்பிராயோ அஸ்தி நான் வந்து நியாய மந்திரி கிட்ட இருந்து மம அபிப்பிராய பின்னக பின்னமாக இருக்கு எனக்கு I have a different opinion when compare to the இந்த லா மினிஸ்டர் என்ன அப்படின்னா யஹ விரணிதம் தயையா மிருத்தியோர் முகாது ரக்ஷ ஜீவன பிரதாதாச்ச அபவத் சகிம் தஸ்மாத் சிரேஷ்டஹன பவதி யா புனக பக்ஷிணக பிராணானு ஹந்தும் பிரவருத்தா சோ என்ன சொல்றான் அப்படின்னா யஹ ஒருவன் விரணிதம் தயையா மிருத்தியோர் முகாது ரக்ஷா எவன் ஒருவன் அடிப்பட்ட ஒன்றை தயையா வித் ஃபுல் கம்பேஷன் ஃபுல் மர்சியோட மிருத்யோகோ முகாது மிருத்யூனா டெத்து டெத்தினுடைய முகாது வாயிலிருந்து ரரக்ஷ காப்பாற்றியனா காப்பாற்றினானோ ரரக்ஷாங்கிறது ரக்ஷத்தினுடைய லிட்டில் அகாரம் அவன் வந்து மேலும் என்ன ஜீவன பிரதாதாச்ச அபவத் he also gave the word life new life ச இல்லையா ச பிளஸ் அபவது ச அபவது சகிம் தஸ்மாத் சிரேஷ்டஹன பவதி இஸ் he not superior than the other person who was planning to kill the bird கொல்றவன காப்பாத்துறவன் பெட்டர் இல்லையான்னு கேக்குறான் சஹ சஹனா சஹ சித்தார்த்தா கிம் தஸ்மாத்து சத் தஸ்மாத்துங்கிறது இங்க தேவதத்தாத்து சிரேஷ்டகான பவதி சிரேஷ்டகான superior is he not superior than Devadatta அப்படின்னு கேக்குறான் யஹ எந்த தேவ எந்த தேவதத்தனானவன் புனக பக்ஷிணா பிராணானு ஹந்தும் பிரவருத்தா he he want to he he he uh, he was about to kill the bird he was not ready யாரு அந்த தேவதத்தனானவன் யஹ பக்ஷிணா பக்ஷியினுடைய பிராணானு பிராணன்களை உயிரை ஹந்தும் கொல்வதற்கு பிரவருத்தக was involved in killing the bird not in protection சரியா மம அபிப்பிராய ஸ்தாவது மம பிளஸ் அபிப்பிராய பிளஸ் தாவது மமாபிப்பிராய ஸ்தாவது மமன என்னுடைய அபிப்பிராய அப்படின்னா ஒப்பீனியன் தாவத் என்ன அப்படின்னா பக்ஷகாது ரக்ஷகா சிரேஷ்டா இது பக்ஷகனை விட பக்ஷகம்னா சாப்பிடுறவன் நடக்கும் கொல்றவன் கொல்றவனை விட when compare to the killer protector is superior புரியுறதா அப்புறம் மகாராஜா சொல்றார் சத்தியம் கலு இதம் நீங்க சொன்னது கலு பிளஸ் இதம் கல்விதம் நீங்க சொன்னது சத்தியம் காத்து பிராண ரக்ஷகசிய ஸ்தானம் அதி உன்னதம் காத்து காத்தகா அப்படின்னா கொல்றவன் கில்லர் ஒன் கொல்றவனை விட பிராண ரக்ஷகா சரியா பிராணத்தை காப்பாத்துறனுடைய ஸ்தானம் அதி உன்னதம் so the position of a protector is always higher than a killer சரியா ஸ்தானம்ங்கிறது பொசிஷன் அதி பிளஸ் உன்னதம்ங்கிறது ஹையர் சரியா அப்புறம் ஹிம்சா அதர்மஹா அப்ரதிஷ்டிதா ஹிம்சா வயலன்ஸ் அப்படிங்கிறது அதர்மம் தர்மம் கிடையாது அண்ட் அப்ரதிஷ்டிதா யாரும் அதை வந்து அங்கீகாரம் பண்ணிக்கலன்னு அர்த்தம் நோபடி அக்ரீஸ் டு இட் சரியா மேலும் என்ன அஹிம்சா பரமோ தர்ம சுப்பிரதிஷ்டதா எது வந்து what is been agreed by everyone அப்படின்னா அஹிம்சா பரமோ தர்மஹ அஹிம்சாங்கிறது நான் வயலன்ஸ் அதுதான் சிரேஷ்டமான ஒரு தர்மம் ஹம்சோயம் நிர்தயசிய ந பவேது அயம் ஹம்சஹா இந்த அன்னபக்ஷியானது நிர்தயசிய தயையே இல்லாத அந்த தேவதத்தனுக்கு ந பவேது அது போய் சேராது தயாலோரேவ சியாத் யாருக்கு போகும் அப்படின்னா தயாலுகு தயாலோகோ தயாலுவினுடைய அவனு குருவோகோ மாதிரி அவனுக்கு தான் போய் சேரும் இது அவனுடையதுதான் இது தயாலோஹோ பிளஸ் ஏவ தயாலோரேவ இங்க விசர்க்கம் ரகாரமா இருக்கு அத்தக மதிய அபிப்பிராயேனாபி சித்தார்த்தக ஏவ பக்ஷிணக அதிகாரி அதனால என்னுடைய மதிய என்னுடைய அபிப்பிராயனாபி என்னுடைய ஒரு ஒப்பீனியன்லயும் என்ன அப்படின்னா சித்தார்த்தக ஏவ சித்தார்த்தனே தான் பக்ஷினக அதிகாரி அவன் தான் பக்ஷிக்கு அதிகாரி சித்தார்த்த ஹம்சோயம் துவதியோ பவதி ஹே சித்தார்த்த அயம் ஹம்சக துவதியக வில் பிலாங் டு சரியா படிங்கோ சித்தார்த்தன் யாரு சைலினி மேடம் படிங்கோ சஸ்மிதம் சஸ்மிதம் ஹம்சம் பிரதிவதத்தி கச்சா அஸ்மிதம் அப்படின்னா ஒரு புன் சிரிப்போட ஒரு ஒரு ஸ்மால் ஒரு சின்ன ஒரு ஸ்மைலோட ஹம்சம் பிரதி வதத்தி அன் அன்னபக்ஷிய பார்த்துட்டு சொல்றான் என்ன கச்ச ரே உத்கச்ச துவம் நீலமேக மாலிகாயா சக விஹாய விஹாயசா மார்கேன மானச சரோவரம் பிராப்பிய தத்ர ஷாமல தரங்கேஷு டோலாயமானம் शोभ शोभसे यावत् ஆஹ் டோலாயமானக சோபசே யாவத் கச்சரே உத்கச்ச ஹே போ மேல பறந்து மேல போ துவம் நீ நீல மேக மாளிகையா சக நீலம்னா ப்ளூ மேகம்னா நீலம்னா ப்ளூங்கிற அர்த்தமும் இருக்கு சில இடத்துல கருப்புங்கிற அர்த்தத்திலயும் யூஸ் பண்ணுவா சோ நீல மேகம்ங்கிறது கருப்பான மேகம் கிளவுடு அதனுடைய மாளிகையா சக அதனுடைய அந்த குரூப் இருக்கு பார் அதோடு கூட விஹாயசா மார்க்கேன விஹாயசு அப்படின்னா ஆகாசம்னு நட்டம் ஸ்கை நட்டம் விஹாயசாங்கிறது திருத்தியா விபக்தியில இருக்கு அந்த ஆகாச மார்க்கத்தினால் மானச சரோவரம் பிராப்பிய மானச சரோவர் லேக் இருக்கு பத்தியா மானச சரோவரம்னாலே உங்களுக்கு லேக்குன்னு அர்த்தம் மானச சரோவரம் அதை அடைந்து தத்திர அங்கு சியாமல தரங்கேஷு கருப்பாக இருக்கின்ற தரங்கங்கள்னா வேவ்ஸ் அவைகளில் டோலாய அவைகளுக்கு அவைகளுக்குள் டோலாயமான ஆட்டப்பட்டவராக சோபசே ஆவது அவைகள் அங்க போய் உட்கார்ந்துக்கும் அந்த வேவ்ஸ் மேல அந்த தண்ணி மேல உட்கார உட்கார அங்க குட்டி குட்டியா அந்த ரிப்பிள்ஸ் மாதிரி வரும் இல்லையா அவைகள் அவைகளால ஆட்டப்பட்டவனாக நீ இருப்பா அழகாக இருப்ப சோபசே யாவது அதஸ்துவம் மித்ரைஹி சக சங்கச்ச அதாவது சங்கச்ச அப்படின்னா போய் சேர்ந்துக்கோன்னு அர்த்தம் ஜாயின் தெம்னு அர்த்தம் சோ அதஹா துவம் அதனால நீ மித்ரைஹி சக ஃப்ரெண்ட்ஸோடு கூட சங்கச்ச வெறும் கச்சன்னு போனா போவோம்னு அர்த்தம் சங்கச்சன்னா சேர்ந்துக்கோன்னு அர்த்தம் ஜாயின் தெம்னு அர்த்தம் ஹம்சம் விமுஞ்சதி ஹம்சத்தை வந்து ரிலீஸ் பண்றார் ஹம்சக உற்பத்ததி அது பறக்கிறது சபா சமாப்தா பட்டாக்ஷேபக சபையானது இந்த court is came to an end பட்டம் பட்டம்னா ஸ்கிரீன் பட்டாட்சேபம்னா ஸ்கிரீன் விழுந்துருத்து அப்படின்னா அந்த drama is over Arvin sería Ser vi Alka?